நம்ம நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கிட்ட ட்ரேடிங் போகையில் நமக்கு ஒரு செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால்னு எடுத்துக்கிட்ட அந்த செல் கால் தான் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு sell at seventeen thousand three nought four point seventy so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அந்த இருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுதுல அதான் என்ட்ரி பாயிண்ட் செல் அட்னு வந்திருக்குது கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் நமக்கு என்ட்ரி வந்திருக்கிறது seventeen thousand three nought four point seventy first target பார்த்தீங்கன்னா seventeen two sixty one point forty so இந்த மாதிரி தான் இன்றைக்கி நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் செல் கால் வந்திருக்கு பட் பேங்க் நிஃப்டி இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்திருக்கு நிஃப்டியில் மட்டும் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன டென் மினிட்ஸில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி செல் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு நமக்கு கேண்டில் ரெட் கலரில் வந்துட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நார்மல் கேண்டிஸ்டிக் ரன் ஆகிற மாதிரியே ரன் ஆகும் பட் கால்ஸும் வந்துடும் கேண்டிலுடைய கலரும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம் பை ட்ரெண்டில் இருக்கையில் கேண்டில்ஸ்னுடைய கலர் க்ரீன் கலரில் இருக்க மாதிரியும் செல் ட்ரெண்ட்னால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் ஆச்சுல நமக்கு வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் ரெட் கலரில் அது மாதிரி ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஆல் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர்லேயே இருக்க மாதிரியும் ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிங்கனாலே ஓகே கேண்டிலுடைய கலர் ரெட் கலரில் இருக்குது இப்போ நம்ம நிஃப்டியில் ஒன் லாட் செல் பண்ணலாம் அப்படின்ற டிசிஷன் எடுத்துக்கலாம் அடுத்து அதில் என்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா sell at seventeen thousand three nought four point seventeen போட்டிருக்கு ஸோ இதான் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லாட் நிஃப்டி ஃபியூச்சரில் செல் பண்ணலாம் இல்லை புட் ஆப்ஷனில் பை பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு டென் மினிட்ஸில் வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜெனரேட் ஆயிருக்க இந்த கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸா அப்படின்றத டேரெக்டாக பார்ப்போம் அதுக்கப்புறம் இப்போ ப்ரீவியஸாக என்ன கால்ஸ் வந்திருக்கு அதாவது டிசம்பர் ஃபோர்டீன்த் என்ன மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ ப்ரீவியஸாக வந்தது வந்து ஃபஸ்ட்டு பை கால் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் seventeen three fifty one point ஃபிஃப்டியில் வந்திருக்கு அப்படியே அந்த பையிங் ரேஞ்சிலேயே மார்க்கெட் க்ளோஸ் பட் அதுக்கு பிரிய செல் கால் நல்லா ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் வந்திருக்கு செவன்டீன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீல அது பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒரு ஃபோர் மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் ரீச் வந்து கொடுத்துருக்கு அதுக்கு price call buy call so இது பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங்கே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு seventeen thousand three twenty two ரேஞ்சில் வந்து பையின்னு வந்திருக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டான செவன்டீன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எய்ம் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் வந்து லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்கும் இது பார்க்குறக்கு நார்மல் சார்ட் மாதிரியே ரன் ஆகும் அதே சமயத்தில் ட்ரெண்டுக்கு candle colours entry point target stop லாஸ்னு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க இந்த செல் கால் டார்கெட் போய் ரீச் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபோர்த்து கேண்டில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நம்ம டேரெக்டாகவே டார்கெட்டாக இல்லை ஸ்டாப் லாஸான்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி நிஃப்டி சார்ட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி எயிட் ஆகுது ஸோ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக இறங்கி ஒரு ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு ஸோ கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நைன் ஃபார்ட்டி வரைக்கும் கூட பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சிலே தான் இருந்துச்சு இருந்தது இப்போ டக்குன்னு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்குச்சு இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் செல் கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட் டாரட் ரீச் ஆயிருக்கு ஏன்னா Nifty seventeen thousand five hundred put option so இந்த புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு த்ரீ தேர்ட்டியில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்குல்ல ஸ்ட்ரெயிட் லைன் அடுத்து இது மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா த்ரீ செவன்ட்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு த்ரீ செவன்ட்டி டூ அந்த மாதிரி ஸோ இது வந்து நமக்கு அப்படியே ஃப்யூச்சரில் வந்த அளவுக்கு அப்படியே ஆப்ஷனில் கிடச்சிருக்கு அதுக்கு ஒரு ரெண்டு மெயின் ரீசன் இருக்குது இது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் அடுத்து இது வந்து மந்த் அண்ட் ஆப்ஷன் ஸோ இந்த ரெண்டு ரீசன்னால தான் அப்படியே ஃப்யூச்சரில் எவ்வளோ மூமெண்ட் கிடச்சிச்சோ அந்த மூமெண்ட் அப்படியே நமக்கு வந்து ஆப்ஷன்லேயும் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி out of the money option அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் என்ட்ரி பாயிண்ட் வரும்போது பை பண்ணிட்டு அதில் டார்கெட் அச்சீவ் பண்ணியில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இந்த மணி ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா வீக்லி ஆப்ஷன் இப்போ நாளைக்கு எக்ஸ்பெரியெலாம் எடுத்தால் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் தரும் இது மந்த் அண்ட் ஆப்ஷன்றனால ஃபார்ட்டி பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சார்ட் பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேங் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ